வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோப் ஹீரோவுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு பறக்கிறதுக்கு வெப்பன்ஸ் வாங்க போகிறோம் பாம் வாங்க போகிறோம் சூப்பரான ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம சூஸ் பண்ண போகிற எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெட்டர் வெப்பனாக போன அப்டேட்டில் கத்தி தான் சூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் நான் இந்த அப்டேட்டில் கத்தியை வந்து டேமேஜ் பவர் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க என்ன வச்சு கட்டுறப்பாருங்க ஆ பார்த்தீங்கன்னா தெரியும் டேமேஜ் பாதி தான் கொடுத்துருக்காங்க ஃபுல் டேமேஜ் அப்படிங்கிறது இந்த கிறிஸ்மஸ் ஸ்டிக்குக்கு தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம கத்தி யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம கத்தியை பை பண்ணுவோம் நெக்ஸ்ட் துப்பாக்கி நல்ல டேமேஜ் ஃபயர் ரேட் கிளிப் சைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு கன் லாஸ்ட்டில் உள்ள ப்ரௌன் கலர் அதை சூஸ் பண்ணுவோம் அடுத்து எஸ்எம்ஜி கன்ஸ் அதில் லாஸ்ட்டில் உள்ளது சூப்பராக இருக்குது அடுத்து ஷார்ட் கன் அதுவும் கடைசியில் உள்ளது சூப்பராக இருக்கும் பக்கவாக இருக்கும் அதையும் சூஸ் பண்ணுவோம் அடுத்து ரீஃபில்ஸ் இதில் லாஸ்ட்டில் உள்ளதை விட அதுக்கு மேலே உள்ளது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபயர் ரேட் கிளிப் சைஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது அதை சூஸ் பண்ணுவோம் அடுத்து ஹெவி வெப்பன்ஸ் ஹெவி வெப்பன்ஸ் ஒன்று ரெண்டு வாங்குவோம் ஏன்னா நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிறது ஹெவி வெப்பன்ஸ் இந்த வெப்பன்ஸ் ஆர்பிஜி அந்த வெப்பன்ஸை சூஸ் பண்ணுவோம் மினிகன் அந்த இதையும் சூஸ் பண்ணுவோம் யூனிக்கோ இந்த இதில் சூப்பர் சூப்பரான இது இருக்குது இது ஏரோஸ்டாட் இதை வாங்குவோம் பலூன் மாதிரி படக்க விட்டுடலாம் இது சூப்பராக இருக்கும் ஆனால் கிளிப் சைஸ் கம்மி டான்ஸிங்கு நம்ம ஆள் எப்படி டான்ஸ் ஆடுறாரு பாருங்கள் போன அப்டேட்டில் கடைசியில் இருக்கிறது தான் கிராவிகன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த அப்டேட்டில் இது கிராவிகன் கிடையாது இது எமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கே இது இந்த கிராவிகன் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சு வேலை செய்யுது அதனால் அது வேண்டாம் பாம் பாம்பில் லாஸ்ட்டில் உள்ளது சூஸ் பண்ணுவோம் பெட்டராக இருக்கும் இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி பாம் சூஸ் சூஸ் பண்ணி நம்ம பயங்கரமாக தெரிக்க விட்றோம் நெக்ஸ்ட் எல்லாமே நம்மளோட ஆர்மர் கிட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்க கடைசியில் இருக்கிற பேராசூட் தவிர நெக்ஸ்ட் இதில் வந்து ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது ஐஎன்ஐக்யூ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது இந்த ஐ ஐ சூஸை செலக்ட் செலக்ட் பண்ணுவோம் அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளையிங்க்காக இதை சூஸ் பண்ணுவோம் ஒரே நேரத்தில் ஃப்ளையிங் பண்ணலாம் அந்த ஐ இதுவும் சூஸ் பண்ணலாம் இந்த ஹெட் இதில் நம்ம எதுவும் பெருசாக யூஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா அதோட ஹை ஹை அந்த இதோட இது கம்மியாகும் அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன்ஸுக்கு போயிடுவோம் ஸ்கின்னில் கடைசியில் ரெண்டு இதுக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும் அதை சூஸ் பண்ணால் அது பெரிய அளவுக்கு பவர் இல்லைனாலும் லுக்கு சூப்பராக இருக்கும் இதான் ஹைடெக் ஷூட் இதை சூஸ் பண்ணிக்குவோம் கீழே உள்ளது நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்ல எல்லாம் இருக்குது ஆனால் ஹைடெக் ஷூட்டை சூஸ் பண்ணிக்குவோம் இதெல்லாம் சூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த பாடியில் உள்ளது அந்த இது பறக்கிற ஷூட் போயிடும் கீழே உள்ளதெல்லாம் சூப்பர் சூப்பர் அப்டேட்ஸ் அதை நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே நம்மளோட இதெல்லாம் சூப்பராக அப்டேட் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துட வேண்டியது தான் நாலு பேரை கூப்பிட்டு நாலு அடி அடித்து பாம்பு போட்டோம்னா முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்